you தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அமர்த்திடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பயனடையணும்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் okay friends tata bye bye